வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்படி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலான டிஜி அல்லாக்கோட பெயிண்டிங் தான் இந்த பெயிண்டிங் நான் வரைஞ்சது தான் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவராக இருக்கிற தொட்டு இதை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதெல்லாம் பார்க்க வந்திருப்பீங்க உங்கள் கலை உணர்வு புரிஞ்சு உங்களுக்காக நான் வரைஞ்சிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க மறந்து நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Bye. Mm-hmm. Thank you. Thank you for watching. Please subscribe, like and share.